வணக்கம் நான் ஹான்சி ராஜேஷ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் அக்கறையுள்ள பெற்றோரும் அயமாரியில் உள்ள புத்தகங்களும் வாய்க்கப்பட்ட பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலிகள் அந்த வகையில் நான் அதிர்ஷ்டசாலி தான் நம்ம எங்கள் அம்மா வந்து ஆஃப் பண்ணால் புக் வாங்குவாங்க நிறைய புக்ஸ் இருக்கான்னு நான் வாசிக்கவே மாட்டேன் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ நான் எனக்கு வந்து ஏதாவது நிகழ்ச்சிகளோ இது ஏதாவது நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு லைட்டாக மொபைலை பார்த்துப்பேன் புக் ரெஃபரிங் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்து வராது அண்ட் நான் வந்து ஒரு இளம் விஞ்ஞானியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் கேஏபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து அப்போது அப்போ நான் அந்த இளம் விஞ்ஞானி அங்கே போகும்போது எங்களுக்கு புக் ரிவ்யூ வந்து கம்பல்சரி ஒன் இயரில் ஃபைவ் புக் ரிவ்யூ எல்லாம் நடத்துவாங்க ஸோ நான் வந்து இந்த புக்கு தான் என்னோட செகண்ட் புக்கு நான் வந்து இதை தான் ரொம்ப ஆர்வமாக படித்தேன் எனக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் படிக்கிறது ஸோ நான் வந்து தமிழ்லே புக் எடுத்தேன் எங்கள் அம்மா தந்தாங்க இதில் மோட்டிவேஷன் புக்கு அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டாபிக் ஹெட்டிங் பார்த்ததும் ஏதோ பெரியவங்க வாசிக்கிற மாதிரி இருந்தது வாழ தெரிந்தால் வாழலாம் அப்படின்ட்டு அண்ட் நான் டாபிக் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது தடை கற்களை படிக்கட்டாக மாற்ற வேண்டும் ஸோ மாற்றலாம் அந்த இது அப்போ நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு இதில் வந்து ரெண்டு விஷயம் என்னை மாற்றினதை நான் கூற விழுகிறேன் முதல் விஷயம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி இரண்டாவது விஷயம் பேப்பர் கட்டிங் முதல் விஷயத்தை சொல்ல போகிறேன் நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுப்பது எப்படி அது எங்களுடைய வயசுக்கு அதாவது இந்த டீனேஜ் பருவத்திற்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது அது இதில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு துளி மழை நீர் அது சாக்கடையில் போய் விழுந்தா அது வந்து சாக்கடை தண்ணி தான் ஆனால் அது இது ஒரு கங்கையில் போய் விழுந்தால் அது வந்து கங்கை புனித நீர் ஸோ இந்த வகையில் நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் நம்ம நல்லவங்களாக இருப்போம் அதே இது நாம் ஒரு கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் நாமும் கெட்டவர்களாக மாறுவோம் ஸோ நான் இந்த இந்த வயசுல வந்து நமக்கு எல்லாமே அட்ராக்டிவா தெரியும் கெட்டதெல்லாம் நல்லதுன்னு தான் தோணும் ஆனா நல்லது எதுன்னு நம்ம பகுத்தெடுக்கணும் அது வந்து நான் வந்து நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பதெல்லாம் முன்னாடி எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் புதுசா வந்தாங்கன்னா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புதிய ஸ்கூலில் புதுசாக வந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ நான் இப்போல்லாம் வந்து அவங்க எப்படி பழகுறாங்களோ அப்படி தான் இருப்பேன் ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க நேம் கெட்டு போகிறது நான் இதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படியும் விலகிருவேன் ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் நான் அந்த மாதிரி அனுபவிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த புக்கை வாசித்ததும் எனக்கு புரிஞ்சுது இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இரண்டாவது விஷயம் என்ன மாட்டினது வந்து பேப்பர் கட்டிங் இதில் ஒரு நிகழ்ச்சி அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு ஆராய்ச்சியாளர் தன் ஒரு எறும்பை ஆராய்ந்து கொண்டு இருந்த பொழுது அதாவது தினம் ஏழாம் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஐந்தாம் மாசம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்துல இருந்து எடுத்த நியூஸ் தான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து அந்த ஒரு எறும்பு ஒரு தன் உணவை சுமந்து கொண்டு போயிட்டு இருந்ததாம் அது பூமியில் ஒரு வெடிப்பை பார்த்ததும் ஒரு நிமிடம் நின்று கொண்டு தன் உணவுப் பொருளை பாலமாக வைத்து மறுபுறம் சென்று தன் உணவை எடுத்துக்கொண்டு போயிடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னு நியூஸ் பேப்பர்ல இவ்வளவு நல்ல நிகழ்ச்சி வருதா நம்ம ஸ்பீச்ல எல்லாம் அழகாக மோட்டிவேஷன் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாமே நினச்சிட்டு நான் வந்து அப்போ நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக நாமளும் வாசிச்சு அதில் இம்பார்ட்டன்ட் வந்து கலெக்ட் பண்ணி பேப்பர் கட்டிங் ஆக்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து பேப்பர் கட்டிங் பண்ண தொடங்கினேன் நான் வந்து ஒரு புக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த பேப்பர் கட்டிங்னால ஸோ எனக்கு இது இன்னொரு என்னுடைய மாற்றம் வாழ்வில் நடந்த இந்த புக்கை அப்புறம் என்னுடைய வாழ்வில் நடந்த மாற்றங்களை வெளி உலகில் கொண்டு வரதுக்கு உதவிய காந்திவர்ட் ஃபவுண்டேஷனுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்